ஹலோ எங்கள் ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம மசாலா பொரி பண்ண போகிறோம்